காகித புறா ஹாய் குட்டீஸ் நீங்க பேப்பர்ல மயில் தவளை நாய்க்குட்டின்னு நிறைய செய்து விளையாடி இருப்பீங்க இதெல்லாம் சதுர வடிவ பேப்பர்ல தான் செய்வோம் இன்னைக்கு நாம வட்டமான பேப்பர்ல ஒரு புறா செய்ய போறோம் பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் சுமார் இருபது சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ சாட் பேப்பர் கத்திரிக்கோல் வண்ண பேனா முதல்ல வட்ட வடிவ பேப்பரை எடுத்து அதை பாதியா மடக்கிக்கலாம் இப்ப இந்த மடிப்பை நாம இந்த மாதிரி வெட்டிக்கலாம் புறா செய்ய நமக்கு ஒரு வட்ட பகுதி மட்டுமே போதும் இந்த வட்ட பகுதியை பாதியா மடக்கிக்கணும் இங்க பாருங்க இப்ப இத பிரிச்சு இந்த முனை பகுதியை மெதுவா மடக்கி நடுக்கோடு வரை மேலும் மடக்கிக்கணும் இதே போல மற்றொரு பகுதியையும் அடக்கிக்கலாமா இங்க பாருங்க இதை ஒன்றன் மேல் ஒன்று வர்ற மாதிரி இந்த மாதிரி மடக்கணும் இது இந்த பேப்பரின் எட்டில் ஒரு பகுதி இதுல இந்த மாதிரி பாதி வரை வெட்டிக்கலாமா வெட்டிய பகுதிய இது போல எல் வடிவில மடக்கிக்கலாம் இப்ப இத பின்புறம் திருப்பி மற்றொரு பகுதியையும் இதே போல மடக்கிக்கணும் இதுதாங்க புறாவின் இறக்கை முன்னாடி இந்த பகுதிய சிறிய அழகு போல மடக்கிக்கலாமா இப்ப இதற்கு கண்ணு வரைஞ்சுக்கலாம் இந்த இறக்கை பகுதியில இதே போல ஒரே மாதிரியா சிறிய சிறியதாக வெட்டிக்கலாம் வால் பகுதியிலும் இதே போல வெட்டிக்கணும் அவ்வளவுதாங்க அழகான புறா ரெடி சூப்பரா இருக்கா குழந்தைகள் இதுல இப்படி மகிழ்ச்சியா விளையாடுவாங்க இது போல நீங்களும் செய்து விளையாடுங்க இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாம் வளர்த்து கொள்ள முடியும்